வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஒரு எக்ஸ்பைரி டே ஸோ ஒரு எக்ஸ்பைரி டேன்றனால நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் எப்படி இருக்குது எப்பவுமே எக்ஸ்பைரி டே வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ டுவெல் ஓ கிளாக் அப்புறமா நமக்கு வந்து என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுன்றதை பார்க்கலான்ட்டு இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பை கால் ஜெனரேட் ஆச்சு ஸோ அந்த கால் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நம்ம ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக என்ன கால் வருது அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் ஆகுது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினதில் இப்போ நமக்கு வந்து ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்குமே ஃபுல்லாக பையிங் ட்ரெண்டில் மார்க்கெட் ரைசிங்லேயே தான் இருந்துச்சு நல்லா thirty five five hundred range வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்குச்சு இறங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand four hundred ரேஞ்சில் இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் வந்துச்சு பிரேக் அவுட்டு ஸோ கரெக்டாக அந்த கேண்டில் வந்தோன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்கு ஸோ அதனால் நமக்கு இன்றைக்கி ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து மாறுது so sell at thirty five thousand four four naught four அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல இதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதில் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதில் வர கால்ஸ் பார்த்து நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறமா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் எக்ஸ்பெரின்றனால நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் தான் ஒரு ஆஃப்டர் டுவெல் பிஎம் என்ன கால் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணுறோம் ஸோ அதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு காலான ஒரு செல் கால் வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ அப்படி நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் நாட் ஃபோரில் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ணலான்னு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா thirty five thousand three hundred and fifteen point fifty அப்படின்னு வந்திருக்கு so thirty five three fifteen வருதா அப்படின்றத தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இது ஒரு எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஸோ செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு நமக்கு ஒரு டவுனில் தான் வந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸான்ட்டு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ சிக்ஸ்டீன் அதுக்கு மேலே ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு thirty five thousand four naught ஃபோரில் வந்து செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் டு ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டி வரைக்குமே ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன காலும் மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ண போகிறீங்க இதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ